வணக்கம் இப்போ நமக்கு க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் பைக்கால் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஸோ இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா மே டுவெண்ட்டி சிக்ஸ்த்து டைம் இப்போ பார்த்தீங்கன்னா டுவெல் சிக்ஸ்டீன் ஆகுது மார்க்கெட்டில் நமக்கு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் இப்போ தான் ஒரு பைக்கால் வந்திருக்கு மேலே இருக்கிறதுலாம் டார்கெட்ஸ் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் குறிய லைனு ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பை கால் ஓப்பன் ஆகும்போது ஓப்பன் பாயிண்ட்லேயே க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிரும் அதே மாதிரி தான் இப்போ நமக்கு ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் buy at four eight twenty ஃபைவ்ல நமக்கு வந்து பைன்னு வந்திருக்கு மேலே ஃபஸ்ட் டாரட் லைன் பார்த்தீங்கன்னா four eight thirty seven point zero six காட்டுது அதுக்கு மேலே இருக்கிறது செகண்ட் டாரட்க்குரிய க்ரீன் லைன் கீழே பைக்காலுக்கு வந்து கீழே இருக்கிற லைன் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைன் வந்து ஸ்டாப்லஸ் ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் நமக்கு லைவ்ல ரன் ஆகிட்டு இருக்கும்போது சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரேட் ஆகிட்டு வரும் ஸோ இது வந்து நம்ம எப்பயுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது ஜென்ரலாக ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் ட்ரேடிங்ஸ் வந்து கமாடிட்டிஸில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஈக்குவிட்டிஸ்னால் எப்பயும் ஓப்பனிங்கில் பண்ணால் நல்லாயிருக்குன்ற மாதிரியும் நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கமாடிட்டிஸ் ஏன் வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் சொல்கிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் ஃபாரின் மார்க்கெட் ஓப்பன் ஆக ஆக தான் மூவ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் எல்லாமே நடக்கும் நமக்கு ஓப்பனிங் நைன் ஓ கிளாக் அப்போ வெறும் நம்ம நம்ம மார்க்கெட் நம்ம ட்ரெயின் மட்டும்தான் இருப்போம் ஸோ அந்த டயத்தில் பெரிய ட்ரேடிங் வால்யூம்ஸ்லாம் வந்து இருக்காது ஒன்ஸ் இந்த டுவெல் ஓ கிளாக் அப்புறம்லாம் கொஞ்சம் வந்து மூவ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் ட்ரெண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காண்டி தான் நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம் ஈவன் ஒன் தேர்ட்டிக்கெலாம் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் வந்துடும் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம்லாம் யூஎஸ் மார்க்கெட்லாம் வந்துடும் அப்போ இன்னும் ஹெவி மூவ்மெண்ட் ஹெவி வாலட்டைல் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இதில் நமக்கு நல்ல டைமிங்கில் நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும் ஸோ அதுக்காண்டி தான் நாங்கள் வந்து டுவெல் பிஎம் வந்து சூஸ் பண்ணுறோம் இந்த டுவெல் பிஎம்மில் என்ன மாதிரி கால் ஜென்ரேட் ஆகுதுன்னு உங்களுக்கு ஷோ பண்ணலான்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு ஒரு டுவெல் சிக்ஸ்டீனுக்கு பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்திருக்கு ஃபோர் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து பைக்கால் வந்துட்டு அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு செல் காலும் வந்து நாங்கள் ஷோ பண்ணுறோம் so buy and sell call எப்படி மார்க்கெட்டில் ஜெனரேட் ஆகுது அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நீங்கள் அதை பார்க்குற மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அப்படியே மார்க்கெட் லைவ்ல ரன் ஆகிக்கிட்டு இருக்கும்போதே கால்ஸ் வந்து இது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு டைம் இப்போ பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு கால் ஜென்ரேட் ஆகி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட் தேர்ட்டி டூ அதாவது பைக்கால் வந்ததுலேருந்து ஒரு ஏழு பாயிண்ட் வந்து ரைஸ் ஆகி ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு நம்ம ஃபஸ்ட் ஆர டைம் பண்ணுறது four eight thirty seven market இன்னமும் வந்து ஒரு பெரிய மூமெண்ட் இப்போ தான் வந்து ஆக்சுவலி பெரிய மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு ஃபோர் எயிட் தேர்ட்டி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து ஜம்ப் ஆயிருக்கு ஒரு ஒரு பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஹாரட் வந்து ரீச் அவுட் பண்ண மாதிரி இருக்கும் மார்க்கெட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு ஃபஸ்ட் ஹாரட் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால் ஜெனரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் வந்து மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர் எயிட் தேர்ட்டி எயிட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு அதாவது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும் எப்படின்னா இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இப்போ ட்ரெண்ட் வந்து பயங் ட்ரெண்ட் அப்படிங்கிற நமக்கு கேண்டில்ஸ் வந்து க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகும் அதே மாதிரி இந்த பயிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டில்ஸ் க்ரீன் கலரில் இருக்கும் எப்போ செல்லிங் ட்ரெண்டாக மாறுதோ அப்போ உங்களுக்கு கேண்டிலே வந்து ரெட் கலரில் வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ நம்ம அதையும் பார்க்கலாம் இப்போ நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டார்கெட் ரேஞ்ச் நல்லா அச்சீவ் பண்ணிச்சு four eight thirty eight four eight forty எல்லாம் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே ரிவர்ஸ் ஆச்சு ரிவர்ஸ் ஆனது இப்போ நமக்கு செல் காலாக சேஞ்ச் ஆகுது சேஞ்ச் ஆகும்போது பாருங்கள் கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் வந்துடுது அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா sell at four eight twenty செவன்னு ஒரு லைன் போகுது அதுக்கு கீழே இருக்க ரெண்டு லைன் பார்த்தீங்க அப்படின்னா target one and two first target வந்து four eight one four point eighty two காட்டுது மேலே ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் எயிட் தேர்ட்டி நைன் வந்து இருக்குது ஸோ இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட் டார்கெட்டை எப்படி ரீச் அவுட் பண்ணுது அப்படின்னு பார்க்க பார்க்கலாம் ப்ரீவியஸாக வந்தது பைக்கால் தான் ஸோ அந்த பைக்கால் தான் நம்ம ஓப்பனிங்கில் லைவ் மார்க்கெட்டில் பார்த்தோம் அது ஒரு டுவெல் ஃபிஃப்டீன் போல் வந்துச்சு வந்தது அப்படியே ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆச்சு நல்லா ரைஸ் ஆச்சு ஈவன் ஃபோர் எயிட் ஃபார்ட்டி ஃபோர்லாம் தாண்டி இருக்குது ஃபோர் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்தது ஃபோர் எயிட் ஃபார்ட்டி ஃபோரை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகுது ரிவர்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டிக்கு அப்புறமா ரிவர்ஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆனனால செல்காலாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ இது ஃபோர் எயிட் டுவெண்ட்டி செவனில் பார்த்தீங்கன்னா நமக்கு செல்கால் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும் இது வந்து பையிங் ட்ரெண்ட் பை கால் அப்படின்னா க்ரீன் கலரில் கேண்டில்ஸ் வந்துடும் செல்லிங் ட்ரெண்ட் செல் கால் அப்படின்னா ரெட் கலரில் கேண்டில்ஸ் வந்துடும் ஸோ நீங்கள் பார்த்தோன்னே ஈஸியாகவே வந்து புரிஞ்சுக்கலாம் ஓகே ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு கால் நம்ம அடுத்த கால் போகலாம் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும் மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்ட் தான் ஒன்று வாங்க போகிறோம் இல்லை விற்க போகிறோம் வாங்க போகிறோன்னா க்ரீன் கலர் கேண்டில் அப்படியே வந்துட்டே இருக்கும் விற்க போகிறோன்னா ரெட் கலர் கேண்டில் வரும் இது வந்து எந்த டைமில் என்ட்ரி எடுத்தால் நல்லாயிருக்குன்றதை நம்ம இந்த சார்ட்டை பார்க்குற மூலமாக நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி நைன் கிட்ட ஆகுது மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட் டுவெண்ட்டிக்கு கீழே வந்து ட்ரேடிங் போகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் எயிட் ஒன் செவன் வரைக்கும் வந்திருக்கு இப்போ ஃபோர் எயிட் ஒன் சிக்ஸ் வந்துருச்சு இப்போ ஒன் ஃபைவ் ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ரீச் அவுட் வந்து ஆயிருக்கு ஸோ செல் கால் ஜென்ரேட் ஆனது ஃபோர் எயிட் டுவெண்ட்டி செவனில் இப்போ நமக்கு ஃபோர் எயிட் ஒன் ஃபைவ் வரைக்கும் டவுன் சைடில் வந்து வந்திருக்கு ஸோ நமக்கு செல் கால் எப்போ ஜென்ரேட் ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூனில் ஒரு ஒன் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி த்ரீக்கு வந்து ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆனது இப்போ ஒரு ஒன் ஃபிஃப்டி த்ரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி நைனுக்கு வந்து அச்சீவ் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து கொடுக்கும் கொடுக்குற கால்ஸ் வந்து இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் இந்த செல்லிங் ட்ரெண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் கண்டினியூ ஆச்சு தான் அதுக்கப்புறம் இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு மார்க்கெட் டவுன் சைடில் ரொம்ப ஸ்லோவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சது ஈவினிங்கில் மார்க்கெட் வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் டவுன் சைடில் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் அவுட் ஆச்சு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி உங்களுடைய கம்ப்யூட்டரில் இதை பார்த்து நீங்களே வந்து ஓனாக வந்து ட்ரேடிங் பண்ணிக்க முடியும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ